hello friends welcome back to வீட்டுக்கு வீடு சமையல் one five four creations so எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்க நம்புறேன் இன்னைக்கு எபிசோட் ஃபோரில் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்பெஷல் இது மேலே one of my friend so just put a message எங்கள் வீட்டிலே வந்து ட்ரை பண்ணுறீங்களா சேனலில் பார்த்துட்டு அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஸோ அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் பிஃபோர் சொன்னேன் நான் வரேன்னு சொன்னேன் பட் இன்றைக்கே நான் சொன்னேன் ஜஸ்ட் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் டவுட்டாக தான் சரி ஏதோ ஒரு பிளானில் வந்து முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டேன் சரி வாங்க போய் பார்க்கலாம் சர்ப்ரைஸாக தான் போக போகிறேன் என்ன ஆகுதுன்னு தெரில இருக்கிறீங்களா கதா இருக்கிறீங்களா போடா வெளியா நல்லா மரியாதை கொடுத்தாடா அது சரி நீயா பூனை நினைச்சிட்டடா எப்படிங்கிற பூனைக்கு எங்க வித்தியாசம் தெரியலையா இருந்துச்சு சரி சரி சரிடா சொல்லாத நினைச்சேன் நான் வந்துக்கிறேன் மகவரை வந்துச்சு ஒரு ஆமாவா சரி எப்படியோ வந்துட்டேன் நானும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆனா நீ மறந்து எப்படி போய் இல்ல இல்ல இருக்குது இருக்கா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி தான் வச்சேன் மிக்ஸ் பண்ணிட்டியா பரவாயில்ல விடு தட்ஸ் ஃபைன் நேச்சுரலா பண்ணா தான் வந்து சரி எப்படியோ வந்திருக்க thanks thanks for coming hi friends so இவர் தான் நம்ம Ravi is one of my close friend so இன்னைக்கு கேட்கல என்ன ஸ்பெஷல் பண்ண போறாருன்னு uh, Mani thanks for coming first of all வீடியோலாம் பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து ஓகே ஸோ ஏன் நம்ம கூப்பிட்டு கான்செப்ட் கூட ரொம்ப புதுசாக இருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்குன்ட்டு நான் எங்கேயும் பார்க்கணும் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஏன்னா நான் யூடியூப்க்கு ரொம்ப அடிக்ட் ஓகே ரொம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் டெய்லி நான் பார்த்தே பார்க்குவேன் ஸோ வந்து கான்செப்ட் நான் எங்கேயும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா சரி ஒரு வாட்டி அதுதான் இன்வைட் பண்ணேன் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒன்று இன்வைட் பண்ணியிருந்தாங்க டென் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேன் ஸோ நானும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல விட உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் கூப்பிட்டுருக்க வா நான் பண்ணலான்ட்டு சரி இன்னைக்கு நான் சில்லி சிக்கன் பண்ண போகிறேன் ஆச்சா ஓகேவா சில்லி சிக்கன் இது எப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே நீ சில்லி சிக்கன் கேட்டனா என்னடா சிம்பிளே நினச்சிக்குவேன் அப்படி டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணுவோம் இல்லை பண்ணுறது வீட்டில் சாப்பிடுறாங்களாடா கண்டிப்பா நைஸ் ஓகேவா நிறைய ஆல் த பெஸ்ட் வாங்க இப்போ பார்க்கலாம் so we just go to the script சரிடா வா வெங்காயம் எல்லாம் ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா அப்ப விட சமையல் சரி நீ வேற அவங்க கட் பண்ணுன்னு சொல்றேன் சரிவா நான் பண்றவா கூட நானா பண்ண மாதிரி இருக்கும் ஹெல்ப் பண்றியா கண்டிப்பா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நான் சொல்லுப்பா ஏன்னா மழை வந்துச்சுப்பா நீ வரதில்லை நினச்சேன் சரி நம்ம வீட்டுக்கு பண்ணிட்டு சாப்பிட்றலான்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் மேரினேட் பண்ணிட்டேன் அது சிக்கன் சிக்கன் இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது மசாலானா ஃபஸ்ட்டு கபாப் மசாலா போட்டேன் கபாப் மசாலா போட்ட பிறகு சால்ட் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் அது வந்து நேச்சுரல் இது வெளியெல்லாம் வாங்க வீட்டில் பண்ணிட்டு தான் போட்டேன் ஓகே ஓகே அது ஐட்ட பிறகு ஒயிட் எக் போட்டேன் ஒயிட் எக் ஒயிட் எக் போட்டேன் ஹோல் எக் போடல ஒயிட் எக் ஆ ஒன்லி ஒயிட் எக் போட்டேன் நான் ரீசனு ஒயிட் எக் போட்டால் திக்னஸ்க்கு நல்லா இருக்கும் ஓகே ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுறேன் ஆட்சன் தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கும் ஓகே இங்கே தெரியும் என்ன தயிர் போடுவாங்கன்ட்டு திருப்பி திருப்பி கேட்காது <laughs> சரியா கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா என்ன காஞ்சிட்டு இருக்கீங்களா வந்தா சவுண்டு ஆயில் போட்டுக்கலாம் ஒரு டூ ஸ்பூனு ஆயில் சூடாகிட்ட பிறகு கார்லிக் போட்டுக்கலாம் ஓகே ஜிஞ்சர் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும் சில்லி போடுறேன் நாலு சில்லி தூரம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஆனியன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஆனியன் இருக்குது கேப்சிகம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சால்ட் எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு போதும் ஏன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் பெப்பர் ஜீரா நல்லா ஃப்ளேவர் இருக்கும் நல்லா ஜீரா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் കൊറിയാണ്ടർ സ്മെല് ഇല്ല ஓகே வியூவர்ஸ் இப்போ டேஸ்ட் பண்ணுற நேரம் வந்தாச்சு பார்க்கலாம் எவ்வளவு எக்ஸலண்டா பண்ணிருக்காரு அப்படின்ட்டு சார் சூப்பராக இருக்குது சாப்பிட்றேன் <laughs> பார்த்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் வாய் எனக்கு சாப்பிட்ட பிறகு தொடர்ந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் and don't forget to be a part of us and ரொம்ப பண்ண நான் ஆசைப்படுறேன் day by day will come with more and more recipes and really it's been a great experience working with my friend so ஒரு நல்ல ஷோவாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க share your friends is my first thing and support is completely required from your side thank you be safe stay safe thank you